ஹலோ இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் சட்னி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இது கொஞ்சம் இனிக்கிறதுனால மிளகாய் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் ஒரு கப் பூசணிக்காய் சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கால் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி நாலு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை குறைச்ச வேணும்னாலும் வச்சுக்கலாம் புளி ஒரு இன்ச்சுக்கு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் எண்ணெய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவைக்கற்ப உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு பேனில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வறுத்தாச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் உப்பு இதெல்லாம் வந்து சக்கரை சாப்பிட்டுக்கணும் இப்போ பூசணிக்காய் போட்டுக்கோங்க இது கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ இது உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் பூசணிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை இதே வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்யூ